வண்ண நட்சத்திரம் குழந்தைகளே நட்சத்திரங்களை வானத்தில் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தானே அந்த நட்சத்திரம் உங்கள் கைகளில் இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தானே வாங்க இன்னைக்கு நாம் காகிதத்தை பயன்படுத்தி நட்சத்திரம் செய்யலாமா அதுவும் வண்ண வண்ண நட்சத்திரம் செய்து மகிழலாமா இதை செய்ய தேவையான பொருட்கள் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட வண்ண காகித துண்டுகள் ஒரு காகித துண்டை எடுத்து ஒரு முனையில் முடிச்சு ஒன்று போடணும் நீங்கள் முடிச்சின் முனைகளை இழுக்கும்போது அது வழக்கமான ஐங்கோணமாக தான் இருக்கும் சிறிய முனையை மடித்து ஐங்கோண மடிப்புகள் ஒன்றில் இந்த மாதிரி செருகணும் இப்போ நீண்ட முனையை எடுத்து ஐங்கோண விளிம்பு மாறாம சரியா மடிச்சுக்கிட்டே இருங்க நீண்ட முனையை முழுவதுமா இப்படி மடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு தடித்த ஐங்கோண மடிப்பை காண்பீங்க இறுதியா முனைய மடித்து இது போல ஐங்கோண மடிப்புகள் ஒன்றில் செருகணும் பின்பு உங்கள் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால ஐங்கோணத்தின் பக்கங்களின் நடுவில் இது போல அழுத்திவிட்டா ஐங்கோணமானது முப்பரிமாண நட்சத்திரமாக மாறும் இதே முறையை பின்பற்றி பல வண்ணமயமான முப்பரிமாண நட்சத்திரங்களை உருவாக்கி மகிழ்ச்சியா விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்